நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா கிருஷ்ணாய கோவிந்தாய புருஷோத்தமாய இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது ஒரு ஜாதத்தின் தான் மிக சிறப்புங்கிறாங்க இதனுடைய கருத்து எனக்கு வந்து ஒன்று அஞ்சு ஒம்பதில் இருக்கிறவனால ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறான் ரொம்ப சிரமப்படுறான் இந்த ரெண்டு ஏழு நாலு பத்தில் இருக்கிறவன் நல்லா இருக்கிறான் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இருக்கிறவனும் நல்லா இருக்கிறான் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது அந்த காலத்துக்கு நன்மை செஞ்சுதா இந்த காலத்துக்கு நன்மை செய்யுமா இதுதான் ஒரு ஜாதத்தில் ஒன்று அஞ்சு ஐம்பது இருந்தால் எல்லோரும் நல்லது நல்லது நம்ம குருமார்கள் எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது நற்பலனை கடை தருமா அவனுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துமா இந்த கேள்வி ஐயா வணக்கம் திருப்பூர் ஹரிகரன் ஐயா வணக்கம் அதாவது ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒம்பது கேந்திரத்தில் கிரகங்கள் இருக்கிறது யோகாதி அதாவது ஜாதகத்தில் லக்னாதிபதி கேந்திரத்தில் இருப்பது அவயோகி அப்படின்னு சொல்கிறது அவயோகமாக மாறிவிடும் லக்னாதிபதி உங்களுக்கு மறைந்திருந்தால் தான் யோகம் அப்படின்னு சொல்கிறது இன்னொன்று வந்து இப்போ ஐந்து கூடவே ஒம்பதுல இருந்தால் ஒம்பது கூடவே ஐந்தில் இருந்தால் யோகம் இருக்கான்னு கேட்டால் யோகம் இல்லை அது எந்த ஒரு மாறுபலனையும் செய்யாது சுப பலன்களை செய்யாது இப்போ ஆறு கூடவே பன்னெண்டில் இருந்தால் எட்டு கூடவே ஆறில் இருந்தால் அதுக்கு பேர் விபரீத யோகம் ராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த திரிகோணாதிபதிகள் வந்து அந்த திரிகோணத்தில் இருந்தால் அது வந்து சிறப்பை தருவதில்லை அதாவது விதி ஒன்று வாழ்க்கை ஒன்று பொது விதியே வாழ்க்கையின் விதியாக அமைவதும் விதி பொது விதியே வாழ்க்கையின் விதியாக அமையாததும் விதி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேந்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் வந்து லாபத்தை பார்க்கும் பதினொன்றாம் இடத்தை பார்த்துரும் ஐந்து குடையவை ஒன்பது குடையவை பார்த்திங்கன்னா மூன்றை பார்க்கும் லக்னாதிபதி ஏழை பார்க்கும் இந்த பதினொன்றுங்கிறது உங்களுக்கு சர லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாதகாதிபதி திருலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடங்கிறது பாதகாதிபதி அப்போ அது பாதகஸ்தானங்களை தான் பார்க்குது அந்த ஒன்று அஞ்சு ஒம்பது சுபகிரகமாக அசுபகிரகமாக ஜா அந்த பாதகஸ்தானங்களை பார்க்கும்போது அந்த பாதகம் வலுப்பெறுது அதாவது ஒன்பது பதினொன்றை பார்க்கும்போது ஒரு ஸ்திர ஸ்திர லக்கணங்கள் தான் வரும் வரும்போது அந்த பாதகஸ்தானத்தை பார்க்கும்போது நம்மளுடைய பாதகம் வந்து கிரகங்கள் வந்து நமக்கு மோசமான இடங்களை பார்க்கும்போது என்னென்னா அது குரு பார்த்தா மட்டும்தான் கெடுபலன்கள் குறையும் அப்படின்னு சொல்லலாம் மற்ற கிரகங்கள் பார்க்கும்போது பாவ பலன்கள் தான் அதிகமாகுது அதனால தான் கேந்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் நன்மைகளை செய்வதில்லை இது என்னுடைய கருத்து இதில் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் தெரிவித்தா நான் வரவேற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா சூப்பர் சூப்பர் சரவண் ஐயா உண்மை நிகழை நிகழ்வை அப்படியே எடுத்து சொன்னீர்கள் பாடம் படித்து புக்கில் போட்டதை அப்படியே சொல்லாமல் உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க ஐயான்னு சொல்லாமல் சொல்லிட்டீங்க உண்மைதான் ஐயா ஒன்று அஞ்சு ஒம்பது மேசல கிணத்துல ஒன்பதாம் இடத்துல குரு இருந்து அந்த ஜாதனுக்கு குருதிசை நடக்கும் பொழுது அப்பா அகால மரணம் அதே ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல போனால் நீண்ட ஆயுள் இது அனுபவமான ஜாதகங்களை பார்த்துருக்குறேன் அதே போல் மேச லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் அப்பா அகால மரணம் ஆனால் அதே சூரியன் ஏழாம் இடத்துல நீச்சமேனா அப்பா நீண்ட ஆயுள் அதே போல மேசல மேச லக்னத்துக்கு நாலாம் அதிபதி சந்திரன் ஆட்சி பெற்றால் அம்மா திடீர் மரணம் அதே போல நீச்சமாயிருந்தால் நீண்ட ஆயுள் இது எல்லாம் எந்த காலத்தில் நம்ம ஒன்று அஞ்சு ஒன்பது எடுத்து சொன்னால் இதுமான பலன்கள் மாறி வருதே இது நிறைய அனுபவத்தை பார்த்த ஜாதகங்கள் அப்போ மேச லக்கணத்தில் ஒன்பதாம் இடத்துல குரு இருந்து பாக்கியாதிபதி ஆகிறா ஒன்று அஞ்சு ஒன்பது மிகப்பெரிய தத்துவம் அப்பா ஆன்மீக வழிபாடு அப்பா பெரிய தர்மகர்த்தா இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் அவர் மரணமே அடைஞ்சிடுறாரு அங்கே ஒன்று அஞ்சு ஒன்பதுங்கிறது சிறப்பை கொடுக்கலையே அப்படின்னு தானே வருத்தமாக இருக்குது ஆனால் ஜோதிர குருமார்கள் பாடம் படிக்கும்போது ஒன்று அஞ்சு ஒன்பது சிறப்பாக இருக்குனுங்கிறாங்க அதே போல் புக்கிலையும் போட்டிருக்கு நிறைய பேர் எந்த ஜாதத்தை எடுத்தாலும் எல்லா ஜோதிர குருமார்களும் ஒன்று அஞ்சு ஒம்பது நல்லா இருந்தால் வாழ்க்கை பயணம் நல்லா இருக்குங்கிறாங்க ஆனால் ஒன்று அஞ்சு ஒம்பதில் இருக்கிற ஒன்பதாம் அதிபதி திசன் இருக்கிறனால தகப்பன் தலைவனே இல்லைங்கள ஐயா ஆனால் அதே கூறு நீச்சமாகும் பொழுது பத்தாம் இடத்துல அப்பா நீண்ட ஆயுளோடு இருக்கிறாருங்களே இதை நான் ஜாதக ரீதியாக தான் சொல்கிறேன் அனுபவம் இந்த தேனி மாவட்டத்தில் குலசேகர பெரும் பெருமாளுங்கிற ஊர் இருக்குது அங்கே ஒருத்தருடைய ஜாதகத்தை நான் பார்த்தேன் அவர் மேசலக்கணத்தில் ஒன்பதாம் இடத்தினுடைய குருபதி நீச்சமாகிறார் அவருக்கு இரண்டு மனைவிகள் நான்கு பிள்ளைகள் நாலு ஆண் குழந்தை அவர் விவசாயமாகிறார் இப்போ எண்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அவர் நாலு பேர்த்துக்கு தனித்தனி வீடு கட்டி கொடுத்துட்டார் மிகப்பெரிய தனவிருத்தி உள்ளால் குருதேசம் நடக்கிற காலத்தில் மிகப்பெரிய யோகத்தை அனுபவித்தார் அந்த ஜாதகன் இதையெல்லாம் நம்ம ஜாதத்தில் சொல்லும்போது ஆமாங்கிறார் ஏன்னா குரு பலம் இழந்துடுறார் பாக்கியாதிபதி பலமிழந்து கர்மகாரம் கூட சேரும் பொழுது நீண்ட ஆயில கொடுத்துரும் அதே பாக்கியாதிபதி பலமாக இருந்தால் அல்ப ஆயில போயிடும் இது நான் அனுபவ ரீதியாக கண்ட ஜாதகத்தில் ஆய்வு பண்ணி பார்த்ததில் எனக்கு கிடைச்ச அனுபவம் அதனால தான் இந்த கேள்வி உங்ககிட்ட முன் வச்சங்கய்யா ஒன்று அஞ்சு ஒம்பது சிறப்புன்னு சொல்கிறாங்களே இந்த படிக்கிற மாணவர்கள் எல்லாம் ஒன்று அஞ்சு ஒன்பதில் நல்ல கிரகம் உட்காரும் பொழுது தகப்பனுக்கு நீண்ட ஆயுள்னு ஒரு வார்த்தை சொல்லி குடும்பங்களை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுடைய பதில் அங்கே ஏற்புடையதாக இல்லாமல் இருந்தால் நாம் சொல்லக்கூடிய கருத்தில் அங்கே மாறுபட்டு விடுமே என்பதற்காகத்தான் இந்த குழுவில் இதை நான் பதிவு செய்தேன் தவறாக எண்ணி எண்ணிக்கொள்ள வேண்டாம் உங்களுடைய கருத்து மிக நிதர்சனமாக இருந்தது சரவண்ணையா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வருகிறீர்கள் என்னுடைய கேள்வி என்னென்றால் கால தத்துவ புருஷம்னு சொல்கிறாங்க அப்புறம் காலச்சக்கர புருஷம்னு சொல்கிறாங்க இது எது இது உண்மை இது எதனால் இந்த காலதத்துவ புருஷம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத தாங்கள் விளக்குமாறு மிக தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறேன் தங்கிலிருந்து விஷயங்களை தெரிந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு மார்க்கம் இப்போ நாடி ஜோதிடம் இந்த விருகு நந்தி நாடி மீனாட்சி நாடி இதில் ஒரு பல பிரிவுகள் இருக்குது அதில் வந்து காலபுருஷ தத்துவத்தை படித்தவர்கள் மட்டும்தான் காலபுருஷ தத்துவப்படி அப்படிங்கிற வார்த்தையை பிரயோகிக்கிறாங்க நீங்கள் வந்து ஏதோ ஒரு கால்புணர்ச்சியோடு தாக்குற மாதிரி தெரியுது அந்த மாதிரி ஏதோ நீங்கள் பேசுகிற மாதிரி தெரியுது கால சக்கரம் காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது அவங்கவுங்க முறையில் சொல்கிறாங்க இப்போ வராக முறை மெத்தடில் சொல்கிறவங்க அந்த மெத்தடில் சொல்லுவாங்க இப்போ ஜோதிட புத்தகங்களே பார்த்தீங்கன்னா இப்போ கேபி வித்யாதரனுங்கிறவர் ஒரு மாதிரி சொல்லுவார் அவர் படித்த பாடங்கள் அப்படி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சரஸ்வதி அம்மையார் அப்படின்னு சொல்லவங்க அவங்க வந்து சாராவளி அப்படிங்கிற நூலை மேக்சிமம் தழுவி சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணியில் சொல்கிறாங்க இப்போ இது காலபுருஷ தத்துவ பற்றி சொல்கிறவங்க நம்ம இந்த நம்ம குழுவில் அதிகமாக இருக்காங்க இன்னொன்று காலபுருஷ தத்துவ நூலை எழுதிய பொன்னையா சாமிகள் நம்ம குழுவில் இருக்காங்க அதனால் வந்து அவங்க அதை பற்றி அவருடைய மாணவர் சொல்கிறாங்க இப்போ நான் எந்த எனக்கு காலபுருஷ தத்துவம்லாம் ஒன்றும் தெரியாதுங்க எனக்கு நான் நான் ஒரு வேற ஒரு மெத்தடில் தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு மெத்தடில் சொல்கிறீங்க ஒன்றும் தப்பில்லை உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சொல்லணும் பலன் கரெக்டாக வருகிறதா அதைத்தான் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் அவங்க காலபுருஷத்தில் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறத விட பலன் சரியாக வருகிறதா அப்படிங்கிறது பார்க்கணும் இதுதான் வந்து முக்கியம் இதை ஒரு பாமர விதமாக சொன்னோம்னா கோழி குருடாக இருந்தால் என்ன நொண்டியாக இருந்தால் என்ன குழம்பு ருசியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோ அப்படிம்பாங்க ஒரு பழமொழி கிராமத்தில் உங்களுக்கு வந்து பலன் கரெக்டாக வரல அப்படிங்கும்போது தான் நீங்கள் அதை கேட்க முடியுமே தவிர நீங்கள் அவங்க எந்த தத்துவத்தில் யார் சொன்னாலும் தத்துவமே இல்லாமல் சொன்னாலும் உங்களுக்கு நீங்கள் ஜாதகம் கேட்க போனீங்கன்னா பலன் கரெக்டாக வரணும் அதுதான் ஜாதகத்தில் ஜாதகருடைய ஜோதனம் சொல்கிறவருடைய விதி கேட்குறவருடைய விதி அதை மட்டுமே நீங்கள் பார்ப்பது சிறப்பு அப்படி ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் அதை நீங்கள் சொல்லலாம் அவங்க காலபுஷ தத்துவப்படி சொன்னது தவறு இவர் காலபுஷ தத்துவம் இல்லாமல் சொன்னது தவறு அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம் சந்திரன் ஐயா தலைமையில் நன்றி வணக்கம்